அனைவருக்கும் வணக்கம் நம்ம குரூப் லிங்க் சேனலில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான டெலிகிராம் சேனல் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி அந்த நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற கீழே பட்டனையும் பக்கத்தில் ஒரு பெல் பட்டனில் ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம போகிற ஒவ்வொரு புத்தம்பது வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகேங்களா ஓகே நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா WhatsApp group Telegram group and channel Facebook group and page YouTube channel link application and software link and website link வந்து ப்ரமோஷன் இருக்கோம் ஸோ உங்களோட லிங்க்கை வந்து ப்ரமோஷன் பண்ணோம் அப்படின்னா இந்த வீடியோ கையில் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் லிங்க்கு நம்ம சேனலில் வீடியோவாக பதிவு பண்ணுறோம் ஓகேங்களா ஓகே இன்றைக்கான வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான டெலிகிராம் சேனல் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம நிறைய பேர் வந்து எடிட்டிங் வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ வீடியோ எடிட்டிங் வந்து யூஸ் பண்ணுவீங்க ஸோ அதுக்கு வந்து முக்கியமான சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கைன் மாஸ்டர் அப்படின்ற சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ அதுக்காக வந்து டெம்ப்ளேட்ஸு அதில் கிடைக்கிற ஃபாண்ட்ஸு அதோட Avee Player template fonts vector PNG விஎஃப்எஃப் க்ரீன் ஸ்க்ரீன் இந்த மாதிரி வீடியோ வந்து எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறது எப்படி வந்து உங்களுக்கு ஃபார்மேட் வந்து கிடைக்கும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் ஸோ இதை வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து தயவு செஞ்சு லாஸ்ட் நடிங்க இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா ஓகே லாஸ்ட்டில் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ எடிட்டிங் அப்படின்ற டெலிகிராம் சேனலில் வந்து இருக்கும் ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன போடுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா KineMaster Avee Player PowerDirector இதோட ஃபாண்ட்டு வெக்டர் பிஎன்ஜி விஎஃப்எஃப் க்ரீன் ஸ்க்ரீன் இந்த மாதிரி வீடியோக்கு வந்து நிறைய கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு ஃபைலாகவே கொடுத்துருவாங்க நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்க முடியும் அது எப்படி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்பில் வந்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப் சேட்டஸ் அப்படின்னு செக் பண்ணுறீங்க சர்ச் பண்ணும்போது இந்த மாதிரி இந்த மாதிரி எஃபெக்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி டார்க் எஃபெக்ட்டு அப்புறம் வீடியோ போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹார்டின்ல லோ ஆகும் இது இந்த மாதிரி ஃபயர் எஃபெக்ட் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எடிட்டிங்கில் தான் பண்ண முடியும் ஸோ அதை வந்து அதுக்கான ஃபைல் தான் வந்து இந்த டெலிகிராம் சேனலில் வந்து கொடுத்துட்ருப்பாங்க வீடியோ எடிட்டிங் டெலிகிராம் சேனல் ஓகேங்களா ஓகே இதில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டாயிரம் பேர் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுக்கு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மியூசிக் எடிட்டர் பிக்டல் இன்ட்ரூவ்மெண்ட் ரிமூவர் ப்ரீமியம் ஏபிகே அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கான லிங்க் அவைலபிளாக இருக்குது ஸோ எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு வீடியோ கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எதனா தேவைனாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் உங்களுக்கு வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி வரும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ எடிட்டிங் டாப் டுவெல் பேக்ரவுண்ட் ஹை குவாலிட்டி ரெகுலேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பேக்ரவுண்டை உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் ஸோ இது தேவை அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு லிங்க் கொடுத்துருக்காங்க ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்க முடியும் இப்போ வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஹை ரெசுலேஷனில் வந்து இந்த பேக்ரவுண்ட் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதில் வந்து பாஸ்வேர்டு கிடையாது ஜிப் ஃபைல் வந்து மீடியா ஃபயரில் கொடுத்துருக்காங்க அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பதினெட்டு ஃபோட்டோ வந்து கொடுத்துருக்காங்க பேக்ரவுண்டில் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா Avee Player template which file வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவே பிளேயரில் வந்து யூஸ் பண்ணுவாங்க நீங்கள் அவே பிளேயர் எடிட்டிங் பண்ணுறவங்களா இருந்தால் வந்து ஸ்டேட்டஸ் யூஸ் ஸ்டேட்டஸ் டிசைனிங் பண்ணுறவங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோட எக்ஸ்போர்ட் சைஸ் கொடுத்துருக்காங்க இதோட டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்காங்க எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இந்த விச் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னாப்ஃபாண்ட் ஃப்ரேம் ஸோ டிப் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஃப்ரேம் வந்து நீங்கள் எடிட்டிங்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃப்ரேம் எல்லாம் ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு டவுன் மீடியா ஃபைலில் வந்து டவுன்லோட் ஃபைல் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா banner editing background PNG stock free zip file editing அப்படின்னு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ பேக்ரவுண்ட் எடிட்டிங் பதினஞ்சு ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஐ ரெசுலேஷனில் இருக்கும் பாஸ்வேர்டு வந்து கிடையாது ஜிப் ஃபைல் ஃபார்மேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இது டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்காங்க அப்லோடு யார் பண்ணுறா டவுன்லோடு எப்படி பண்ணுறது அப்படின்னு வீடியோ கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிங்க ஓகேங்களா ஓகே இந்த டெலிகிராம் சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா KineMaster power director and power director Avee player so இதுக்கான font vector PNG PF green screen video எல்லாமே வந்து இதில் அவைலபிளாக இருக்குது இதில் பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாக வந்து கிட்டக்கிட்ட வீடியோஸ் வந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஃபைல் அப்லோட் பண்ணியிருக்காங்க ஸோ லிங்க் டைப்பில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையவே அவைலபிள் அவைலபிளாக இருக்குது ஸோ லிங்க் டைப்பில் வந்து உங்களுக்கு அறுநூற்றி தொண்ணூற்றி நாலு லிங்க் கொடுத்துருக்காங்க ஸோ அத்தனை ஃபைல் வந்து இதில் அப்ளை பண்ணியிருக்காங்க இதுக்கிட்ட ஜிபி கணக்கில் வந்து ஃபைல் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ எடிட்டிங் பண்ணுறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு டெலிகிராம் சேனல் ஓகேங்களா ஓகே இந்த டெலிகிராம் சேனல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வீடியோ கீழே இப்போ ரீசெண்டாக அப்லோட் பண்ண வீடியோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ எப்படி அப்படின்றத ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இப்போ இந்த வீடியோ கிளிக் பண்ண அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வீடியோட டைட்டில் கொடுத்துருப்போம் அதுக்கு கீழே வந்து நம்மளோட டெலகிராம் லிங்க் கொடுத்துருப்போம் ஸோ இதோட தான் நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ டெலகிராம் கிளிக் பண்ணுங்கள் ஓப்பன் வித் வந்து ப்ரௌசர் கேட்கும் ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து டெலகிராம் அப்ளிகேஷன் இருக்கணும் ஸோ இப்போ நான் வந்து என்னோடய டெலகிராம் ஓப்பன் பண்ணுறேன் டெலகிராமில் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த இடத்துல வந்து டிஸ்கஸ் அப்படின்ற இடத்துல வந்து உங்களுக்கு ஃபாலோ பட்டன் கேட்கும் ஸோ நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணிங்கன்னா வந்து ரீசெண்டாக போடுற அப்டேட் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகேங்களா இந்த டிஸ்கஸ் அப்படின்ற இடத்துல வந்து உங்களுக்கு ஃபாலோ அப்படின்னு இருக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த லிங்க்கில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஜாயின் நோ அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோ எடிட்டிங்கோட லிங்க் வந்து இதில் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு டெலிகிராம் சேனல் வந்து கண்டிப்பாக எடிட்டிங் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இந்த வீடியோ பிடிக்குன்னு சொல்லினா லைக் பண்ணுங்கள் பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிடுங்க ரொம்ப ரொம்ப பிடிக்குன்னு சொல்லினா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்கள் எதனா இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா WhatsApp group Telegram group and channel Facebook group and page YouTube channel link application and software link and website link வந்து ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ உங்களோட லிங்க்கை வந்து நம்ம சேனலில் ப்ரமோஷன் பண்ணும் அப்படின்னா இந்த வீடியோ சைடில் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் லிங்கே நம்ம சேனலில் வீடியோ பதிவு பண்ணுறோம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான டாப்பிக்கோட பார்க்கலாம் ஓகே பாய்